ஆஞ்சனீஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல் தாய்மார்களே பெரியவர்களே இளைஞர்களே குழந்தைகளே அன்பு உறவுகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் யூடியூப் சேனல் ஆண்டனிஸ் வாய்ஸ் உங்களுக்காகவே உங்களோடு தொடர்பு கொள்ளவே இறைவனு எனக்கு சொல்லுகின்ற எனக்கு தருகின்ற அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்ட சேனல் ஏறக்குறைய ஒரு ஏழு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த சேனல் ஆரம்பித்து இதுவரையிலும் ஐநூத்தி தொண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் இருக்கிறார்கள் அன்பர்களே இந்த சேனல் வழியாக சொல்லுகின்ற கருத்துகள் உங்களுக்கு பிடித்தவாயா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு தெரிவியுங்கள் உங்களுக்கு தேவையான ஜபங்கள் ஜபங்கள் தேவைப்படுகின்ற பொழுது எனக்கு தெரிவியுங்கள் விழாக்கள் ஜபங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையானவைகளை எனக்கு தெரிவித்தால் உங்களுக்காக நான் ஜிபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாக ஜிபிக்கிறேன் இருந்தாலுமே கூட உங்கள் கருத்துக்களுக்காக தனிப்பட்ட முறையிலே ஜிபிக்க நான் ஆசைப்படுகின்றேன் மேலுமாக இந்த யூடியூப் சேனலில் வருகின்ற கருத்துக்களை கவனமாய் கேளுங்கள் அதனூடாக ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும் சரியான பதில் சொல்பவர்களுக்கு சரியான பரிசுகள் கொடுக்கப்படும் வாருங்கள் வாங்க அறிந்து கொள்ளலாம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க